hi viewers welcome back to ultimate தமிழா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து சிஎம்சியில வந்து ஒரு ஜாப் வேகன்சிஸ் இருக்கு அதை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து டீடைல்டா பார்க்கலாம் நாம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே மறக்காம அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ சிஎம்சியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெள்ளூர் சிஎம்சியோடைய புது பிரான்ச் வந்து பூட்டுத்தாக்கில் வந்து ஒன்று புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த சிஎம்சி பிரான்ச்சில் தான் வந்து நமக்கு ஜாப் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜாப் வேகன்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி ஆர் டிப்ளமோ நர்சிங் முடிச்சவங்களுக்கான ஜாப் வேகன்சிஸ் வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ மந்த்ஸ் இருக்கும் இந்த ஜாபுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஜாபுடைய ட்ரைனிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் இருக்கும் செகண்ட் தேர்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் மூலமாக வந்து டைமிங் கொடுப்பாங்க அதாவது நீங்கள் ஒரே ஷிஃப்ட்டில் வந்து இருக்க மாட்டீங்க டே ஷிஃப்டாக இருக்கலாம் ஆறு வந்து நைட் ஷிஃப்டாக இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு செகண்ட் மந்த் அப்புறம் வந்து தேர்ட் மந்தில் வந்து மாறும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ட்ரைனிங் முடிக்கிற எல்லாருக்குமே சிஎம்சியில் ஜாப் கிடைக்குமானா அது டவுட் தான் ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் தேரிலையும் வந்து அப்புறம் ப்ராக்டிக்கல்லையும் ஒவ்வொருத்திலையும் செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சிஎம்சியில் வந்து ஜாப் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஒருவேளை நீங்கள் செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து மேபி அவங்க ஜாப் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி தான் வந்து அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க சரி நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் இப்போ ஸ்டைஃபன் வந்து கொடுப்பாங்களா அதாவது நம்ம வந்து ட்ரைனிங் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல எதுவும் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்புறம் செகண்ட் மந்த்லயும் தேர்ட் மந்த்லயும் அவங்களுடைய சிஎம்சியுடைய ரூல்ஸ் படி உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து வயசு பாத்தீங்கன்னா வந்து ஏஜ் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து தேர்ட்டி வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் வந்து ட்ரைனிங் தான் இருக்கும் ஃபுல்லாவே அப்புறம் இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பிஎஸ்சியோ இல்லை டிப்ளமோ முடிச்சுட்டு தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி பெட்ஸ் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒன் இயர் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அதாவது வந்து ஒரு வருஷம் நீங்கள் அந்த இடத்துல வந்து வேலை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணிட்டா கூட நீங்கள் அடிக்கடி வந்து லீவ் போடக்கூடாது அவங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் அட்டனன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை ஒருவேளை ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் அப்படி இருந்தால் மட்டும் தான் லீவ் போடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்டனன்ஸும் அப்புறம் செவன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிஎம்சியில் கண்டிப்பாக அவங்க வந்து ஜாப் வந்து கொடுக்கறதா மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அதிகமாக லீவ் போடாத மாதிரி நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிஎம்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நான் பார்த்து நான் இதை வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கோர்ஸ் பற்றின இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கிளியராக வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடைய பிடிஎஃப் அதாவது அஃபிஷியல் பிடிஎஃப் உடைய டவுன்லோட் லிங்க் நான் வந்து கொடுக்குறேன் அந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்கு அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து இவங்க பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவுட் எடுத்து அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு சிஎம்சிக்கு அனுப்பிச்சு வைக்கணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பயன்படாமல் போனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வந்து உங்கள் சொந்தக்காரங்க யாருன்னா வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா வந்து ஒருத்தருக்காவது நாம வந்து ஜாபு கிடைச்சிச்சு அப்படின்ற வந்து ஒரு சந்தோஷம் தான் நமக்கு ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா வந்து சிஎம்சியில் ஜாப் வாங்குறதுன்றது வந்து பெரிய விஷயம் ஸோ இந்த டைம் வந்து அவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது போல மேலும் பல வீடியோஸ் வந்து உங்களுக்காக இலவசமா காத்துக்கிட்டு இருக்கு தேங்க்ஸ் வணக்கம் உலகத்திற்காக உழைக்கும் உலக தமிழர் அனைவருக்கும் தமிழ்தானே நம்மை இணைக்கும் அன்பாலே நம்மை பிணைக்கும் பிற மொழிகளுக்கே துவக்கம் தமிழ்தானே தமிழர் தமிழரிதான் ஒரு மனிதனை வாழ்வு